நம் ஆராதிக்கிறவர் பதினாயிரங்களிலே சிறந்தவர் சொல்லுங்க என்னை உருவாக்குகிற ஏகோவா ஒசேனு நீங்கப்பா என்னை உருவாக்குகிற ஏகோவா ஒசேனு நீங்கப்பா என்னை பரிசுத்தமாக்குகிற ஏகோவா எலோகிம் நீங்கப்பா சொல்லுங்க என்னை பரிசுத்தமாக்குகிற ஏகோவா எலோகிம் நீங்க ஆண்டவரே துருமி குயவன் கையிலே கொடுக்கப்பட்ட களிமனாய் ஆண்டவரே என்னை தருகிறேன் ஐயா சொல்லுங்க என்னை மிதியும் என்னை வணையும் ஆண்டவர் என் கட்டிகள் எனக்குள்ள இருக்கிற கட்டிகள் காயங்களை நொறுக்கும் ஆண்டவரே என்னை வணையும் ஆண்டவரே ஓ குயவனே உன் கை எஸ் கரத்துல களிமண்ணால் என்னை உடைத்து உருவாக்கும் ஆண்டவர் கேட்கலாம் I give you my அபிஷேகம் பண்ணின தேவ அன்பு தேவனுக்கு மகிமை என்று அர்த்தம் கத்தர் புகழப்படுவாராக என்று அர்த்தம் எத்தனை பேருக்கு ஆசை உங்க வாயினால கத்தர் புகழப்படணும் எத்தனை பேருக்கு ஆசை உங்க வாயினால கத்தர் மகிமைப்படணும் எஸ் நான் சோர்ந்து போகும்போது என்ப உம்மை போற்றி புகழ்வது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே அநாதி தேவன் எங்களுக்கு அடைக்கலம் உம்முடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரம் என்று வேதம் சொல்லுகிறது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியிலே அசைவாடி கொண்டிருக்கும் போதே நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ராஜா தேங்க்யூ தேங்க்யூ அன்றைக்கு நன்றி சொல்லுங்க தேங்க்யூ லார்ட் எங்களை முன்குறித்து எங்களை அழைத்து எங்களை பெயர் சொல்லி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை நீதிமானாக்கினது உங்களுடைய கிருப மாத்திரமே நான் நிற்பதும் நிர்மூலமாக அதிருப்பதும் உடைய கிருப மாத்திரமே கத்தருடைய வலது கரத்திலே நான் நான் செதுக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட வணையப்பட்ட சொல்லுங்க புதிய பொற்பாத்திரம் நியூ கோல்ட் வெசல் சொல்லுங்க நான் செதுக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட புதிய புதிய புதிய புதிய புதிய புதிய நியூ பிராண்ட் நியூ பாத்திரமா இருக்கிறேன் கத்தர் இந்த புதிய வருடத்தில் என்னை பயன்படுத்த போகிறார் அறிக்கை செய்யுங்க அறிக்கை செய்யுங்க விசுவாசிக்கிறவங்களுக்கு அது நடக்கும் இந்த புதிய வருடத்தில் நான் கத்தருக்காய் நிற்க போகிறேன் இந்த புதிய வருடத்தில் நான் கத்தரோடு பேச போகிறேன் இந்த புதிய வருடத்தில் நான் கத்தருடைய சித்தத்தின்படி செய்ய இருக்கிறேன் இந்த புதிய வருடத்தில் நான் பக்தி விரத்திக்காய் முயற்சி செய்ய போகிறேன் இந்த புதிய வருடத்தில் நான் பாவத்திற்கு விலகி நிற்க போகிறேன் இந்த புதிய வருடத்தில் புதிய தீர்மானங்களை நான் எடுக்க போகிறேன் இந்த புதிய வருடத்தில் கத்தரேனை என்னை புதிய ஆசீர்வாதங்களினால் புதிய வாக்கு தத்தங்களினால் கத்தரனை அலங்கரிக்க போகிறார் என் குடும்பம் கத்தருக்குள் ஓபேத் ஏதோமை போல ஆசீர்வதிக்கப்படும் என் குடும்பம் கத்தருக்குள் நோவாவையும் குடும்பத்தையும் பிழையை கொண்டு ரட்சித்தது போல கத்தர் என்னையும் ரட்சிக்க போகிறார் அறிக்கை செய்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் அறிக்கை செய்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும் புதிய வருடம் எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது புதிய வருடத்தில் நான் அதிக பொருளாதாரத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன் ஆவிக்குரிய நன்மைகள் எனக்கு ஏராளமாய் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி என் மடியிலே போடப்படுகிறது ஓ நல்லவர் நல்லவர் நல்லவர் நீர் மகா பெரியவர் மகாபலன் உள்ளவர் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறவர் அன்பின் தேவனாய் இருக்கிறவர் அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறவர் ஆசீர்வதிக்கிறவர் தூஷந்தார் அரிபா தூபா சந்துருபிரி தொடர்ந்து உடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பும் நாங்கள் ஆயத்தப்பட்டு உடைய சமூகத்தில் நிற்க கத்திரைங்களை அப்பா பயன்படுத்தும் உமக்காய் நிற்க உமக்காயோட உமக்காய் பிழைக்க உமக்காய் எங்களுடைய பலனை செலவிட கிருபத்தாறு ஆண்டவரே கிருபத்தாரும் தோன்றா துணையா எங்களோடு வாரும் பரிசுத்தாவி நிறைவுக்குள்ளா எங்களை நடத்துவீராக தொடர்ந்து உடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும் துதி கன மகிமை மேன்மை மாட்சிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஆமென் ஹalleluya